இன்றைய தினம் மேச ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்க போகின்றது என்பது ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதமாக தொடர்ந்து பன்னெண்டு தினங்கள் நாங்கள் இந்த ராசி பகன் பலன் நிகழ்ச்சியை நடத்த போகிறோம் முதலாவது மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசிக்காரர்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் மேச ராசிக்காரர்களுக்கு மூன்று நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சியை வச்சு பலன் சொல்கிறோம் முதலாவது சனி பெயர்ச்சி பிறகு குரு பேச்சு பிறகு ராகு கேது பேச்சு இந்த நான்கு கிரகங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பயிற்சி அடைகின்றது இந்த கிரக பயிற்சியின் அடிப்படையில் தான் நாங்கள் மேச ராசி பலனை சொல்ல போகிறோம் மேச ராசிக்களை பொறுத்தவரையில் பண கஷ்டம் நீங்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உங்களுக்கு அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை முதல் முதலே நல்ல செய்தி பண கஷ்டம் நீங்கக்கூடிய ஆண்டாக போன வருஷம் முதல் வருஷம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் எதிர்நோக்கி இருப்பீர்கள் அந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஆண்டாக அமையும் இத்தனை காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஆண்டாக பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம் பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் நீங்கள் தடுமாறி இருக்கலாம் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு அமையாமல் இருந்திருக்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல முடிவுகளை நீங்கள் எட்டப் போகின்றீர்கள் பிள்ளைகளால் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது பிள்ளைகளுடைய கல்வியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளுடைய திருமணமாக இருந்தாலும் சரி பிள்ளைகளுடைய பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான எந்த விஷயத்திலேயாவது பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகின்றது பிள்ளைகள்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு நடக்கப் போகின்றது பிள்ளைகளால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கலைன்னு நினச்சிருந்தீங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பிள்ளைகள் படிக்கல என்று நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா எல்லாம் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு யோசிச்சு கொண்டிருந்தீங்கன்னா வெளிநாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் வியாபாரத்தில் முன்னேற்றம் உங்களோட போட்டி போட்டு வியாபாரம் செய்து வந்தால் அவர்களையெல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு நிறைந்திருக்கின்ற வருஷம் தொழில்துறையில் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு நீங்கள் பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களா இருந்தால் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றத்தை பற்றி யோசிச்சு கொண்டிருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இடமாற்றம் குறையும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கொஞ்சம் வியாபாரம் செஞ்சீங்களா இருந்தால் அதை விட அதிகமாக வியாபாரம் செய்ய வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஆண்டாக அமையும் தொழில்துறையில் மேலதிகாரிகள்னால ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இனிமேல் சரிப்பட்டு போயிடும் வியாபாரத்தில் ஏதாவது போட்டிகள் இருந்தால் அந்த போட்டிகளில் எல்லாம் நீங்கள் வெற்றி படுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது தொழில்துறையில் முன்னேற்றம் இடமாற்றத்தையும் சொல்லிட்டேன் பதவி உயர்வையும் சொல்லிட்டேன் எதை எதிர்பார்க்கின்றீர்களோ மேஷராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடிய ஆண்டாக அதிர்ஷ்டங்கள் சொன்னோன்னு நீங்கள் உடனே நினைக்கக்கூடாது ஸ்விப் விழுறது மட்டும்தான் அதிர்ஷ்டம் இல்லை உங்களுக்காக நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவானால் சரியான வாய்ப்பை முறையாக நீங்கள் பயன்படுத்துவது இதெல்லாம் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயம் இது இல்லாமல் ஸ்விஃப்ட் எடுக்கிறது லொத்தர் எழுதி போடுறது இதுகளும் அதிர்ஷ்டத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அமையக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அமையும் அதே நேரத்தில் எந்த விஷயத்தையும் நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் பிறகு பார்ப்போம் பிறகு செய்வம் பிறகு யோசிப்போம் இப்போ என்ன அவசரம் என்று தாமதப்படுத்தக்கூடாது நல்ல விஷயங்களை உடனே செய்யுங்கள் நன்மை தரக்கூடிய விஷயங்களை தாமதப்படுத்தாதீர்கள் எந்த விஷயத்தையும் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசித்து செயல்படுங்கள் தாமத சோம்பேறித்தனத்தினால் தாமதப்படுத்த இன்றைக்கு என்னத்தை போகிறது நாளைக்கு போவோம்னா ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விட்டு விடுவீர்கள் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்துங்கள் சந்தர்ப்பங்களை முறையாக பயன்படுத்துங்கள் சந்தர்ப்பங்களை சரியாக முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய காலமாக இது இருப்பதனால் தாமதப்படுத்தி நல்ல சந்தர்ப்பத்தை பல பேர் சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்தை விடுறதுக்கு காரணம் ஒன்று பயம் ரெண்டாவது வெக்கம் மூன்றாவது சோம்பேறித்தனம் இந்த மூன்று காரணங்களினால தான் பல சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டிருப்பீர்கள் தைரியமாக இருங்கள் வெக்கப்படாதீ வெக்கப்படாதீர்கள் நாலு பேர் எங்களை பற்றி என்ன சொல்லுவார்கள் என்றதை யோசிக்காதீர்கள் உங்களுடைய மனதுக்கு சரியென்று பட்டதை தைரியமாக செயல்படுத்துங்கள் மன அமைதி கிடைக்கக்கூடிய ஆண்டாக மனசில் இருந்து வந்த சஞ்சலங்கள் சபலங்கள் தடுமாற்றம் பய உணர்வு இதெல்லாம் நீங்கி மனசில் அமைதியாக இருப்பீர்கள் மன அமைதி அப்பாடா என்று பெருமூச்சு விடக்கூடிய ஆண்டாக மனசில் ஒரு விதமான அமைதி குடிகொள்ளும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது மசராசிக்காரர்களுக்கு கோயில்களுக்கு போகிறது தான தர்மங்கள் செய்வது திருப்பணிகள் செய்வது கோயில் திருப்பணிக்கு பண உதவி செய்வது போய் நாங்கள் திருப்பணி செய்து கொடுப்பது வழிபாடு செய்வது சரியை தொண்டு செய்வது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது கடன் வாங்கி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அதையும் நீங்கள் செய்யலாம் பயப்படாமல் கடனை வாங்கி ஒரு முதலீடை செய்து நீங்கள் போன வருஷமெல்லாம் உங்களுக்கு அப்படி இருக்க இல்லை அதுக்கு முதல் எல்லாம் இந்த வருஷம் ஓரளவு அகலக்கால் ஆக அகலக்கால் வைக்காதீங்கோ அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதீர்கள் ஆனால் கொஞ்சம் யாருமே இப்போ வீடு வாங்குறதுன்னா கை நிறைய காசை வச்சுக்கொண்டு வீடு வாங்குறதில்ல வாகனம் வாங்குறதில்ல கடன் பட்டுத்தான் வாங்க வேண்டும் அந்த மாதிரி நல்ல ஒரு விஷயத்திற்காக முக்கியமான ஒரு விஷயத்திற்காக லேசாக கடன்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கடன்பட்டு நீங்கள் அந்த காரியங்களை செய்யலாம் கடன் வாங்கக்கூடிய ஆண்டாக நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க உங்களுக்கு ஏழரை சனி இருந்தால் அட்டமத்து சனி இருந்தால் அட்டமத்து குரு இருந்தால் எல்லாம் கடன் வாங்கக்கூடாது காலம் சாதகமாக இருக்கக்குள்ள தான் கடனை வாங்கணும் கடன் வாங்கி சில காரியங்களை செய்வதற்கு காலம் சாதகமாக இருக்குது பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நிலைமை இப்பே ஏற்படும் எனவே அது சம்பந்தமான முயற்சி எடுங்கோ தந்தை வழி சொத்து பாட்டனார் வழி சொத்து தாத்தார சொத்து எங்களுக்கு வரணும் தாயார் வழி சொத்து வரணும் இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குண்டா இப்போ தலையை போடுங்க இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு பூர்வீக சொத்து வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் பணம் வருகின்ற இந்த காலத்தில் நீங்கள் சேமிக்க பழக வேண்டும் எப்படியாவது ஒரு சின்ன தொகையாயாவது நீங்கள் இந்த வருடம் சேமிக்க தொடங்கல் எல்லா ராசிக்காரரும் முடிந்த அளவு ஒரு சிறு தொகை பணத்தையாவது முதல்ல வர காசில் ஒரு பகுதியை சேமித்து விட்டு மீதி இருக்கக்கூடிய பணத்தை தான் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் பல பேர் செய்கிறது செலவு செய்தது போக மீதியை சேமிப்பது இது தவறு சேமித்தது போக மீதியை செலவு செய்வது என்று ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கொண்டீங்களா இருந்தால் ஒரு பக்கம் உங்களுடைய சேமிப்பு வளர்ந்து கொண்டே வரும் ரொம்ப ஆடம்பரமாக வாழாதீர்கள் ஆடம்பரமாக வாழக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக உங்களுடைய மற்றவர்களுடைய கண் குத்துற மாதிரி எங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது காசு இருக்குதுன்றதுக்காக ஆடக்கூடாது சேமிக்க பழகுங்கள் புத்திர பாக்கியம் உண்டு பிள்ளைகளால் நன்மைன்னு சொல்லிட்டேன் அதாவது குரு பகவான் ஒன்றா ஜென்மத்துக்கு வந்துட்டாருண்டா அஞ்சாவது பார்வையாக பார்த்தா பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்து நீங்கள் தாத்தா பாட்டி ஆகிறது புத்திர தோஷம் உள்ளவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய என்று ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அசதியாக இருந்தது பிரச்சனையாக இருந்தது உடம்புல பெரிய வருத்தம் வந்துடுமோன்னு நான் பயந்து கொண்டு இருந்தேன் அந்த பயம் எல்லாம் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் வெளிநாட்டு பிரயாணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு வெளிநாடுக்கு போகணும் ஐயா விசா இன்னும் வரல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் இன்னும் எம்பசியிலேருந்து ஃபோன் வரலை எம்பசியால் கூப்பிடலை இன்று எதிர்பார்த்தவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் அமையக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த நாடு அமையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் படிக்க வேண்டிய மாணவர்கள் நல்ல கல்வியில் ஆர்வத்தோடு படித்து இந்த வருஷம் அவர்கள் ஏதாவது பரீட்சை எழுதினால் பரீட்சையில் எல்லாம் சித்தி பெறுவார்கள் யார் படிக்கின்ற மாணவர்கள் படிக்க இல்லைண்டா பரீட்சையில் பயன்பட முடியாது நல்லா படித்தமையா ஆனாலும் பரீட்சை சித்தி அடையலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பரீட்சையில் சித்தி அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு வெளிநாட்டு பயணத்தை சொல்லிட்டேன் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் அதிலும் முன்னேற்றம் அரசியல்வாதிகள் மேசராசிக்காரர்களாக இருந்தால் பயமில்லாமல் இறங்கி செயல்படுங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் எதிர்பார்த்த கௌரவம் எதிர்பார்த்த மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் கலைத்துறையில் உள்ளவர்கள் சங்கீத ஞானமுடையவர்கள் வாத்தியம் வாசிக்கக்கூடியவர்கள் படங்கள் ஓவியங்கள் வரையக்கூடியவர்கள் இந்த மாதிரி சங்கீத துறையில் உள்ளவர்கள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முன்னேறம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையும் அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை மாச ராசிக்காரர்கள் எல்லாரும் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்து வாருங்கள் முருகன் வழிபாடு தான் உங்களுக்கு மேன்மை தரப்போது ராசிக்காரர்களுக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் எனவே எப்பவுமே மாசராசிக்காரர்கள் சுப்பிரமணியரை வழிபாடு செய்து வந்தால் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் சஷ்டி திதி ஒரு மாதத்தில் சஷ்டி திதி விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் கார்த்திகை நட்சத்திரம் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் என்ன நேர்களே மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமாண்டாக அமையப் போகின்றது நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்